வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் எபிசோட் எட்டு எபிசோட் ஏழில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பாண்டு மற்றும் விதுரரோட திருமணத்தை பற்றியும் பாண்டுவினுடைய வலிமையை பற்றியும் பாண்டுவினுடைய வேட்டை மோகத்தை பற்றியும் மற்றும் அதனால் அவருக்கு கிடைச்ச சாபத்தை பற்றியும் பார்த்தோம் இந்த எபிசோட் எட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டுவிற்கும் குந்தி தேவிக்கும் மாத்திரி அம்மையாருக்கும் எப்படி வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து மகன்களாக பிறக்கிறாங்க குந்தி தேவி யார்கிட்ட இருந்து வரம் வாங்கினாங்க அந்த வரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அதனால் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்திர பாக்கியத்து மேலே ஆசைப்பட்ட பாண்டு வந்து குந்தி தேவியை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு மகன் வேணும் நான் வந்து சந்ததி இல்லாமல் இறந்து போயிடக்கூடாது அதனால ஓ மூலியமாக உனக்கு பிறக்கிற மகன் வந்து எனக்கும் மகன் தான் அதனால் நீ வந்து ஒரு அந்தனரோட சேர்ந்து எனக்கு ஒரு மகனை பெற்று கொடு அந்த மகனை நம்மளோட சந்ததியாக நினச்சி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட குந்தி தேவி வந்து ரொம்ப துன்பப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்பேன் ஆனால் இந்த விஷயம் வந்து என்னால் கேட்க முடியாது என் மனசளவில் கூட உங்களை தவிர வேறு யாரையுமே என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து குந்தி தேவிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா குந்தி தேவி தன்னோட இளமை காலத்தில் துர்வாச முனிவருக்கு வந்து மிகுந்த அன்புடனும் பணிவோடையும் பணிவிடைகள் செஞ்சுருப்பாங்க அந்த பணிவிடைகள்னால துர்வாச முனிவர் வந்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பாங்க என்ன வரம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவங்க பின்னாடி கஷ்டப்பட போகிறாங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குந்தி தேவி வந்து மனதளவில் ஏதாவது ஒரு தேவர்களையோ கடவுளையோ நினச்சி ஒரு மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட குழந்தை கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த வரம் இப்போ குந்தி தேவிக்கு வந்து அந்த வரம் ஞாபகம் வர்றதுனால இதை வந்து பாண்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்கிற பாண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவருடைய சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் இருக்குது அப்போ வந்து குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட விருப்பத்துக்காக நான் இப்போது அந்த வரத்தை வந்து பயன்படுத்த போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு தேவரையோ எந்த ஒரு கடவுளையோ நான் நினச்சி அந்த மந்திரத்தை சொன்னால் எனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய வந்து நம்ம நம்ம குழந்தையா வளர்க்கலாம் சொல்லுங்கள் எந்த ஒரு கடவுளை நான் நினச்சி மந்திரத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுக்கிட்டேயே கேட்குறாங்க அப்போ பாண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா குந்தியே நம்மளோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு முதல்ல தர்ம தேவனை வந்து கூப்பிடு அவரால் பிறக்க போகிற குழந்தைகள் குழந்தை வந்து நம்மளுக்கு வந்து தர்ம தேவனுடைய சாயல்லையே இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அதனால நீ வந்து தர்ம தேவனை கூப்பிடு நீதி நெறி தவறாமல் ஒழுக்கத்திற்கு அதிபதியாக இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைய கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குந்தி தேவியும் தர்ம தேவனை வந்து மனசார நினச்சி மந்திரத்தை சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிது அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்போ வந்து ஒரு அசரீரி ஒழிக்குது அந்த அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த குழந்தை வந்து மனிதர்களில் சிறந்தவனாகவும் அறம் சார்ந்தவர்களில் முதன்மையானவா முதன்மையானவனாகவும் வீரமும் பேச்சில் உண்மையும் கொண்டு இந்த பூமியை ஆளக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லுது அதனால் அந்த குழந்தைக்கு யுதிஷ்டிரன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இந்த குழந்தை தான் பின்னாட்களில் தர்மதேவனால் கிடைக்கப்பட்ட குழந்தை அப்படின்றனால தர்மன் அப்படின்ற பேராலேயே அறியப்படுது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர்களான தர்மன் அப்படின்னு தான் தெரியும் ஆனால் அவருடைய இயற்பெயர் அல்லது இயற்கை பெயர் வந்து என்ன அப்படின்னா யுதிஷ்டிரன் அப்படின்றது தான் இதற்கு இடையில் என்னாகும் அப்படின்னா அஸ்தினாபுரத்தில் வந்து காந்தாரி அதாவது திருதராஷ்டிரனும் காந்தாரியும் தான் வந்து அஸ்தினாபுரத்தை வந்து ஆண்டு ஆண்டுகிட்டு இருப்பாங்க பீஷ்மரோட மேற்பார்வையில் அங்கே வந்து திருதராஷ்டிரனுடைய மனைவியான காந்தாரி வந்து கருவுற்று ஒரு வருஷம் ஆயிருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்காது அவங்க வந்து அந்த குழந்தை பிறப்பிற்காக ரொம்ப வந்து காத்திருப்பாங்க இதற்கிடையில் இங்கே காட்டில் வனத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பாண்டு வந்து திருப்பி குந்தி தேவியை கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த மகன் வந்து தேவை அப்படின்னா தான் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கும் நம்மளுக்கே நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளை காப்பாற்றுறதுக்கும் ஒரு பலம் வாய்ந்த மகன் வந்து தேவை அதனால வந்து நீ ஒரு பலம் பொருந்திய மகனை வந்து நீ தேவர்கள்கிட்டேயோ கடவுள்கிட்டயோ கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே குந்தி தேவியும் தன்னோட மனசில் வந்து வாயு தெய்வனை வந்து நினச்சி மந்திரத்தை சொல்கிறாங்க மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வாயு தேவன் வந்து குந்தி தேவி முன்னாடி தோன்றுறாங்க உனக்கு வந்து ஒரு பழம் பொருந்திய மகனை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும் கொடுக்குறாங்க அப்போ திருப்பியும் அசரீரி ஒழிக்குது அந்த அசரீரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த குழந்தை வந்து மிகப்பெரிய பலசாலியாக இருப்பான் இவனை வந்து பீமன் அப்படின்னு சொல்லி பேர் சூட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த அசரீரியே சொல்லுது ஸோ அவர் தான் வந்து பஞ்ச பாண்டவர்களில் இரண்டாவது மகனான பீமன் இதற்கு பிறகும் பாண்டுவுக்கு வந்து ஆசை தீரலை அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப புகழ் பெற ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதன் வந்து மகனாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது அதை எப்படி அடையலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காராரு அப்போ வந்து அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்திரன் தான் வந்து தேவர்களுக்கு எல்லாருக்குமே தலைவன் ஸோ அவன் அவர் வந்து இந்திரன் வந்து ஒரு குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னா அவ் அந்த குழந்தை வந்து இந்திரன் மாதிரியே எல்லாருக்கும் தலைவனாகவும் உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு மனிதனாகவும் வருவான் அதனால இந்திரனுடைய மனசை வந்து ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தி அவர்கிட்டேருந்து எப்படியாவது குழந்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி கிட்ட போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவார் குந்தி தேவியும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பாண்டு தேவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் வந்து குந்தி நீ வந்து இந்திரனை மனசில் நினச்சிட்டு நீ வந்து தவம் இருக்கணும் ஒரு வருஷ காலத்துக்கு வந்து தவம் இருக்கணும் அந்த தவத்தில் மகிழ்ச்சி அடைந்து இந்திரதேவன் வந்து உன் முன்னாடி தோன்றும்போது நீ என்ன கேட்கணும் அப்படின்னா உனக்கு வந்து இந்திரன் மாதிரியே ஒரு உலக புகழ் பெறுகிற ஒரு எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த அறிவு கூர்மையான ஒரு மகனை வந்து நீ கேட்கணும் அப்போ வந்து இந்திரன் வந்து உனக்கு கொடுப்பாரு அப்படிப்பட்ட மகன் வந்து எனக்கு ஆசை கிடைக்கணும்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குந்தி தேவியும் கணவன் சொன்னதே வந்து கண்கண்ட வா வாக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்திரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருது அவங்க முன்னாடி இந்திரன் வந்து தோன்றுறாங்க அவங்க அப்போ வந்து குந்தி தேவி கேட்குறாங்க உங்களை மாதிரியே எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திரனும் வந்து அவங்களோட தவத்தை மெச்சி இந்திரன் மாதிரியே ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க அப்பையும் இந்த அசரீரி வந்து ஒழிக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த குழந்தை வந்து மிகவும் திறமையுடையவனாகவும் சாதனை புரிபவனாகவும் பெரும் புகழையும் அடைவான் அதனால் இவனுக்கு அர்ஜுனன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ச அசரீரி மறைஞ்சு போயிடுது அதுதான் வந்து அர்ஜுனனா பின்னாட்களில் வில் வித்தையில் சிறந்த உலக பெற்ற அர்ஜுனனா வந்து நம்மளால் அறியப்படுபவர் இதற்கு இடையில் என்னாகும் அப்படின்னா அஸ்தினாபுரத்தில் வந்து காந்தாரி வந்து சிவன் குளத்தை வரத்துனால நூறு குழந்தைகள் பெறுவதற்கான ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பாங்க ஆனால் இரண்டு வருடங்கள் ஆகியும் வந்து அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது திருதராஷ்டிரன் பீஷ்மர் இவங்கெல்லாம் வந்து அவையில் கூடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் அப்போ அங்கே ஒற்றர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்டுவுக்கு வந்து மூன்று மகன்கள் பிறந்துள்ளனர் அவங்க பேர் வந்து யுதிஷ்டிரன் இன்னொரு பேர் இன்னொருத்தவன் பேர் வந்து பீமன் இன்னொருத்தவன் பேர் வந்து அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட பீஷ்மர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு மற்ற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க திருதராஷ்டனுக்கு மட்டும் ரொம்ப கோபம் வந்துரு கோபம் வந்துடுது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காந்தாரியோட மாளிகைக்கு போகிறாரு போயிட்டு காந்தாரியை பயங்கரமாக சத்தம் போடுறாரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்து உன்னால் எனக்கு ஒரு மகனை பெற்று கொடுக்க முடியல அங்கே பாரு காட்டுக்கு போய் ஒரு சாபம் வாங்கி கூட அவன் மூணு பிள்ளையை பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இதனால் வந்து காந்தாரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ரொம்ப அழுகழுகையாக வரும் ஸோ அந்த துன்பத்தினால ஒரு குழந்த பிறந்துரும் அவங்களுக்கு அந்த குழந்த வந்து பிண்டமாக பிறக்கும் இதை ஒன்று அவர் வந்து ஆக்சுவலாக திருதராஷ்டிரன் வந்து அவங்கள திட்டிட்டு காந்தாரியை திட்டிட்டு வந்து திருப்பி போயிடுவார் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி குழந்த வந்து பிண்டமாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திருதராஷன் வந்து பீஷ்மரை பார்த்து இந்த மாதிரி குழந்த வந்து பிண்டமாக பிறந்திருக்கான் இனியும் எனக்கு வந்து குழந்த பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவர் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்கும்போது பீஷ்மருக்கு என்ன சொல்கிறனே தெரியாது அவரை வந்து ஓரளவு சமாதானப்படுத்திட்டு இவரும் ரொம்ப துன்பத்தில் இருக்கும்போது அவருக்கு கங்காதேவி ஞாபகம் வரும் உடனே அவர் வந்து அந்த கங்காதேவிகிட்ட போய் முறையிடுவார் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கங்காதேவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீஷ்மா சிவன் கொடுத்த வரம் வந்து எப்பயுமே பொய்யாகாது ஏற்கனவே வந்து இந்த நூறு குழந்தைகள் வந்து விதைகளாக பிறந்துட்டாங்க அவங்கள வந்து மனிதர்களாக ஆக்கணும் அப்படின்னா அது வியாசரால் மட்டும்தான் முடியும் அதனால் வந்து நீ வியாசரை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வியாசரை வந்து தன்னோட அரசவைக்கு கூப்பிட்டு விடுறாரு வியாசரும் வர்றாரு வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு சரி நான் வந்து ஒரு யாகம் செய்கிறேன் ஸோ இந்த யாகத்தோட முடிவில் வந்து இந்த நூறு குழந்தைகளும் பிறந்திருக்கும் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு நூறு பானைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே மாதிரி அவர் கேட்ட எல்லா விஷயங்களையும் வந்து பீஷ்மரும் திருதராஷ்டிரனும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க பி வியாசரும் வந்து பூஜையை ஆரம்பிக்கிறாரு நூறு பானைகளை வந்து அங்கே வந்து அலங்கரித்து வச்சுருக்குறாங்க வியாசர் வந்து பூஜையை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் என்னாகுது அப்படின்னா பலத்தை இடியும் காற்றும் வீசுது இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ வந்து ஒரு பானை மட்டும் உடஞ்சிருது அந்த பானையிலேருந்து ஒரு குழந்தை வெளியில் வருது அந்த குழந்தையை எடுத்து வியாசர் வந்து பீஷ்மர் கிட்ட கொடுத்துட்டு இந்த இந்த மாதிரி இன்னும் தொண்ணூத்தொன்பது குழந்தைகளும் பிறந்துரும் அப்படின்னு சொல்லிடுறாரு திருதராஷனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீஷ்மரும் சந்தோஷப்படுறாரு காந்தாரியும் சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு குழந்தைய கொஞ்சிட்ருக்காங்க அப்போ வந்து வியாசர் அந்த இடத்த விட்டு போகும்போது பீஷ்மரை தனியாக கூப்பிட்டு இந்த குழந்தை வந்து இந்த குழந்தையினால் பின்னாட்களில் வந்து இந்த நாட்டுக்கே வந்து ஆபத்து ஏற்படும் அதனுடைய அறிகுறி தான் இந்த பலத்த இடியும் காற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்ட பீஷ்மருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது அவர் ரொம்ப துன்பத்தில் இருப்பார் இதற்கிடையில் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்த திருதராஷ்டிரன் வந்து அந்த குழந்தைய தூக்கி எடுத்து துரியோதனன் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பார் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அடுத்த குழந்த பிறக்கும் அப்போ வந்து அந்த குழந்தைக்கு துச்சாதனன் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டன் பேர் வைப்பார் அப்போ வந்து பீஷ்மருக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓகே ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சு அப்போ வந்து இந்த முதல் குழந்தையினால நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டனை தனியாக கூப்பிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வியாசர் சொல்லிட்டு போனார் இந்த குழந்தையினால நம்மளுடைய நாள் நாட்டுக்கும் நம்மளுக்குமே வந்து ஆபத்து ஏற்படும்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது ச என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்கே ரொம்ப நாள் கழித்து தான் குழந்த பிறந்திருக்கு என்னாலெலாம் குழந்தைய கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருவான் இந்த பீஷ்மர் வந்து திருப்பி திருப்பி எடுத்து சொல்லுவார் ஆனால் சகுனிக்கு வந்து அப்போ இந்த குழந்தையினால தான் நம்ம வந்து பீஷ்மரை வந்து பழிவாங்க முடியும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும் அதனால் சகுனி வந்து திருதராஷ்டனை வந்து ஒத்துக்க விட மாட்டார் என்ன சொல்லுவார் அப்படின்னா முதல் குழந்தைய நம்ம கொல்லக்கூடாது முதல் முதல் குழந்தையை கொல்லணும் அதே மாதிரி மற்ற பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணுவார் சகுனி சகுனியோட சூழ்ச்சியினாலேயும் திருதராஷ்டனுடைய பாசத்தினாலேயும் வந்து துரியோதனனை வந்து கொல்ல முடியாது பீஷ்மரும் வந்து கடைசியில் ஒத்துக்குவார் சரி அந்த குழந்தை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் கடைசியாக காந்தாரிக்கும் திருதராஷனுக்கும் நூறு குழந்தைகள் பிறந்துடும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ பாண்டவர்களில் மூணு குழந்தை தானே பிறந்திருக்கு எப்படி பாண்டவர்கள் மீதி இரண்டு பேர் எப்படி பிறந்தாங்க அப்படின்றது பாண்டு எப்படி இறந்து போனார் பஞ்ச பாண்டவர்கள் எப்படி வந்து கௌரவர்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க அப்படின்றத இனி வரும் எபிசோடில் பார்க்கலாம் அதுவரையும் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்க்கும் நான் உங்கள் சித்ரா இது உங்கள் ஓம் சிவோம் சேனல் நன்றி வணக்கம் ஓம் சிவோம்